ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான டீ நம்ம பண்ண போகிறோம் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் நம்ம வந்து வெறும் வயிற்றில் இது குடிச்சிட்டோன்னா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தண்ணி ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் வந்து ஊற்றிக்கோங்க டீ பவுடர் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ரெண்டு இஞ்சி வந்து ஒரு இன்ச்சுக்கு நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தனியாகவும் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல ஹீட் கொடுக்கறதுனால அது நல்லா வந்து அதோடய ஜூஸ் எல்லாம் வந்து இறங்கி நல்லா வந்து உங்களுக்கு கூட டீ தூளும் நம்ம போட்டுக்கிறோம் நல்லா இறங்கி நல்ல ஒரு டிகாஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் வந்து நம்ம ஜூஸை வந்து இதில் வந்து பிழிஞ்சிக்கணும் இதுக்கு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது ச இதை வந்து காலையில் நீங்கள் குடிக்கும் போது ரெகுலராக நம்ம குடித்தோன்னா நம்மளோட வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும் அடுத்தது நல்லா வந்து கொஞ்சம் ஃபே ஃபேட்டாக இருக்கிறவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் இந்த டீ வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தி டீ இது வெயிட்டுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா காம்ப்ளிகேஷன் டயபெட்டிக் அது போல் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தால் கூட இதில் இருக்கிற மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்